சந்நிதியில் சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி இதுதான் ஆக்சுவலாக வந்து உணர்ந்தவர்களுடைய வாழ்க்கையே சந்நிதினா ஆன்ம சந்நிதி ஞானியும் ஞானமும் வேற வேற இல்லை ஆன்ம ஞானமும் ஆன்ம சந்நிதின்னு சொல்லப்படுற அவருடைய வாசஸ்தலமும் அவர் இருக்கிற இடமும் வேற வேற இல்லை ஸோ அந்த மாதிரியான இருக்கிற ஒரு பேரிருப்பு உண்மை இருப்பு பரம்பொருள் இருப்பு தான் அந்த சந்நிதி அந்த சந்நிதியில் இது நம்ம வாழ்ந்துட்டே வந்துட்டு இருக்கோம் இன்னிலேருந்து தினமுமே ஆறரைலேருந்து ஏழரை தினம் தினம் அந்த சும்மா இரு சொல்லற அப்படின்ற அந்த சகஜ சமாதியை வந்து ஆறரைலேருந்து ஏழரை தினம் யார் வேணால் கலந்து கொள்ளலாம் இதுக்கு வந்து எந்த விதமான கட்டணம் எதுவுமே கிடையாது ஆன்ம ஞானம் உலகெங்கும் பரப்பப்படணும் உண்மைகள் அறிவிக்கப்படணும் ரகசியங்கள் எதுவும் இல்லை தனியான சாதகங்கள் இந்த உலகத்தில் இந்த ஆறாவது பகுத்தறிவு கொண்ட மனிதன் தனியாக பிரியவே முடியாது அதை தான் வந்து இந்த இந்திய நாட்டில் முக்கியமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அடியார்களும் ராகவேந்தரர் ஷிரடி சாய்பாபா பகவான் ரமண மகரிஷி ராமலிங்க வள்ளலார் சேஷாத்ரி சுவாமிகள் அனைத்து விதமான சித்தர்கள் ஞானிகள் மகரிஷிகள் அனைத்து பேரும் வந்து தனியாக ஒன்றுமே பண்ணலை அவங்க ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து உள்ளே திரும்புறதுன்றது என்ன ஆக்சுவலாக எழுநூத்தம்பது கோடி மக்கள் சார்பில் அவங்க மனங்கள் உள்ளே திரும்புகிற மாதிரி இவங்ககிட்ட நடக்கிறது பொறுமா இப்போ உங்கள் மனசில் தானே உங்களுடைய உலகம் இருக்குது அந்த உலகத்து தானே உங்களுடைய தெரிந்த உறவுகள் இருக்குது தெரியாத முகங்கள் இருக்குது சகலமும் இருக்குது அப்படின்னா உங்கள் மனத்துக்குள்ளே பிரபஞ்சமே இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ இங்கே நம்ம உட்காந்து பண்ணுறது பிரபஞ்சத்தில் எழுநூத்தம்பது கோடி மக்கள் சார்பில் நாம் உள் திரும்புறது அவங்க உள் திரும்புற மாதிரி நாம் எந்த மெய்ப்பொருள் உள் கடந்து உள் உள் வந்து ஒரே மயக்கிற ஒரு பொய் சக்தி பொய்யாற்றல் அதாவது மனம் மனம்னு ஒரு பொருளே இல்லை அந்த மனத்தை நம்ம கடக்கிறோம்னா ஆக்சுவலாக பிரபஞ்சத்தில் எல்லாரையும் கடக்கும்படியாக செய்கிற அப்பேற்பட்ட ஒரு தன்மையை நம்ம வந்து இங்கேருந்து பிரபஞ்சத்துக்கே ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம் அது வீடியோவில் இல்லை நம்மளுடைய ஆன்ம ஒளியே பிரபஞ்சமாக விரியிறது அது ஒண்ணுதான் இருக்க போகிறது இப்போ பண்ண போகிற சமாதியில் என்ன பண்ண போகிறோம் நம்ம உண்மையில் வந்து நீங்கள் இப்போ கண்களை மூடின உடனே ஏதோ ஒரு இருப்பாக நீங்க இதற்கு முன் தருணம் வரைக்கும் இருந்தது அங்க வந்து நிக்க போறது கரெக்டா முன் தருணம் வரைக்கும் இருந்த அந்த தன்மையானது உங்கள் உருவாக வந்து நிற்க போகின்றது அந்த உருன்றது கூட வந்து பேச்சற்று இருக்கா பேசுபவன் இருக்கானா நினைப்பவன் இருக்கானா எது எதுவாகவோ யார் யாராகவோ ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இதுக்கு முன் தருணம் வரைக்கும் அப்படி இருந்திருப்பாங்க இப்போ நீங்கள் ஆட்பட போகிற அந்த அனுபவத்தில் அந்த சகஜ சமாதின்னு சொல்லப்படுற உள்ளே யாருமாக அற்று இருக்கும் தன்மை எதுவுமாக அற்று இருக்கும் தன்மை அதை வந்து நேரடியாக பார்க்குற இடம் பேர் சந்நிதி அந்த சந்நிதி வந்து உங்ககிட்டயே திகழ போகிறது இப்போ நீங்கள் கண்ணை மூடின உடனே கண்ணை மூடினவராக இருக்கிற ஒரு நினைப்பு வரைக்கும் அங்கே வேற ஏதானும் வந்து எண்ணுபவர்களாக மாறுதல் உணர்ச்சி மயமாக மாறுதல் என்ன உணர்ச்சி எண்ணம் இது ஒன்று தான் வந்து நான்ன்ற தன்மையை வந்து முழுசாக மறைச்சிக்கிட்டு இருக்கு உணர்ச்சி வசப்பட்ட தன்மைகள் எண்ணுபவர்களாக இருக்கும் தன்மைகள் நினைப்பு மரப்புகளாக இருக்கும் தன்மைகள் கால தேசமாக இருக்கும் தன்மைகள் இதுதான் வந்து ஒரு அருவசக்தியான மனம் அந்த மனம் வந்து அங்கே நிற்க போகுது இப்போ அந்த மனம் உண்மை அன்றுன்றதை வந்து நம்ம சச்சங்கம் மூலமாக எத்தனையோ அத்தனை சச்சங்கத்துலேயும் இதையே நம்ம நேரடியான உண்மையை நேரடியாக உரைச்சிக்கிட்டே இருக்கோம் அதனுடைய உரைகளில் ஒரு சோதனை சாலையா நம்மளுடைய இப்போ சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி வந்து நிகழப்போகிறது ஒவ்வொரு மனங்கள்லையும் நிகழப்போகிறது இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்ன கண்ணம் விடுவீங்க கண்ணை மூடினவரா வாழ்ந்து கொண்டிருப்பவரா இருக்கும் ஏதோ ஒரு தன்மை ஈவன் சமாதி புரிபவனா கூட அங்கே நிற்க போகிறது அந்த சமாதி புரிபவன் கூட கிடையாது ஏன்னா உண்மை வந்து ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கு ஆனா ஆழ்ந்த வர்க்கத்துல இதே இந்த சமாதி புரிபவர் அங்க சுத்தமா பார்க்கறதுக்கு கூட இல்லாம போயிடுறாரு அதை அவரும் அந்த மையிருட்டுல ஒன்னா ஆயிடுறாரு அப்படின்னா என்ன பிரபஞ்சமும் பொய் தனி மனிதனும் பொய்ன்றத ஆழ்ந்த உறக்கம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ அந்த ப்ரூஃபை நேரடியாக வந்து உணர போகிறோம் உணர்றதுக்கு வந்து இன்னொரு நான் கிடையாது உணர்வு வந்து இந்த உணர்ச்சிகளற்று இந்த எண்ணுபவர்களற்று இந்த தனி நானற்று துலங்கி கொண்டே இருக்கிறது அதுக்குண்டான ஒரு பெரு வாய்ப்பு தான் பிரதி தினம் உலகம் பூரா இருக்கிற யார் வேணா இங்கே வரலாம் six thirty to seven thirty இது மாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் கொஞ்சம் வேணால் we will extend it to another half an hour or one hour அந்த சமயத்தில் எல்லா சச்ச கேள்விகளும் சந்தேகங்கள் கூட நிவர்த்திக்கப்படும் இங்கே பிரதி தினமுமே ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு ஃபுல்லாக இந்த சகஜ சமாதியில் இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம விழித்த பிறகு அதுலேருந்து கலைந்து வந்த பிறகு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நிகழ்ந்தது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ன மனம் என்பது என்ன நான் என்பது என்ன உணர்ச்சி என்பது என்ன இங்கு ஓயாமல் விரித்து பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகளையும் காட்டிக்கொண்டிருக்கும் தனி மனிதனை பற்றிய உண்மைகளையும் காட்டிக்கொண்டிருக்கும் அவனே யார் சாரம் என்ன மெய்ப்பொருள் என்பது என்ன உள்கடந்த தன்மை என்பது என்ன இதுதான் நம்ம ஆட்பட போகிறோம் இப்போ நீங்கள் கண்ணை மூடின உடனே அந்த உணர்ச்சி மயமாக தான் இருக்க பொருள் அந்த மயமாக இருக்க பொருள் அப்படி கூட ஒரு பொருள் இருக்கான்ற பார்வை அதற்கும் பின்னால் போய் நிற்கணும் புரியுதா அப்படி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர் பார்த்துட்டு இருக்கிறவர் சமாதி செய்கிறவர் அவருக்கு பின்னாடியே போய் நம்ம இப்போ நிற்க போகிறோம் இதுதான் நீங்கள் பண்ண போறீங்க கண்ணை விழிக்கிறதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்புறம் விழித்த பிறகு நம்ம என்ன கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் பார்ப்போம் அதோடு முடிச்சுப்போம் சரியா இங்கே யார் வேணால் வரலாம் அனுமதி இலவசம் தினமும் இது நடக்க போகின்றது ஓகே நல்லது ஆரம்பி சமாதி சமாதியிலிருந்து வெளியில் வந்தீங்க சமாதின்றது என்ன ஆக்சுவலா ஆதியில் இருந்த சமத்துவம் திருப்பி ஆதின்னா என்ன ஆதின்றது நம்மளுடைய இயல்பு வந்து உணர்வு தான் நம்மளுடைய இயல்பு இருப்பு தான் நம்மளுடைய இயல்பு அப்புறம் அது அறிவு மயமாக இருத்தல் தான் நம்முடையன்னு ப்ளூரலை யூஸ் பண்ணுறேன் ஏன் நான் வந்து நாமுன்னா பிரபஞ்சம் அனைத்தும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள பகுத்தறிவான புத்தி அசைவை நிறுத்தி ஆதியிலிருந்த சமத்துவத்தோட மெர்ஜாறீங்க பொறுமா ஆதியில் இருந்த சமத்துவம் வந்து தூக்கத்தில் வந்து சமத்துவமாக இல்லாட்டி வித்தியாசம் பொருந்திய தன்மைகளா இரட்டை உணர்ச்சிகளா அப்படின்றது இல்லாத அளவுக்கு ஒட்டு மொத்தமாக லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் தனி இருப்பா இரு விவகரித்த மனம் வந்து அடியோடு இல்லாமல் போய் அதுக்கு தான் நம்ம பரிச்சயப்பட்டிருக்கோம் அதாவது ஒலிகளுக்கும் காட்சிகளுக்கும் தான் பரிச்சயப்பட்டிருக்கோம் அது இல்லாமல் போன உடனே என்ன ஆயிடுறது அந்த இடத்துல வந்து பிணம் போல தூங்கி விடுகிறோம் இங்கே எப்படி இருக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது புரிஞ்சு புரியற விஷயமும் இல்லை ஏன்னா அங்கே புரியறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது நாள் வரைக்கும் நம்மளுடைய மனது தான் புரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தது அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தது தெரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தது இந்த புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாமுமே இரட்டை உணர்ச்சிகளை கொண்ட தனி நான் பாவங்கள் இப்போ நீங்கள் வந்து சகஜ சமாதி அதாவது நம்மளுடைய இயல்பான பேரிருப்பு பேரறிவு பேருணர்வில் இருக்கிறது தான் சகஜத்தன்மை அது வந்து அறியும் தன்மை இல்லை புரியும் தன்மை இல்லை தெரியும் தன்மை இல்லை இவைகள்லாம் எதால் உண்டாக்கப்பட்டிருக்கு நாம் வந்து இதை அறியாமல் நம்மளுடைய இயல்பு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு என்பதை அறியாத அறியாமல் இருக்கும் பொழுது இந்த அறியாமைக்கு ஆட்பட்டு விட்டோம் எந்த அறியாமைக்கு அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது இது எல்லாமுமே ஒரு பேய் அகந்தையனுடைய தனி இயக்கங்கள் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அதை வந்து இப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்களா இல்லை அறிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்களா இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்களா இல்லை இது மூணுமே இரட்டை உணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகள்னா என்ன பயம் தைரியம் நல்லது கெட்டது ஸ்தூலமான ஆண் பெண் சரி தவறு மேன்மை கீழ்மை எல்லாமும் நஷ்டம் சுகம் துக்கம் இதுலேயே சவாரி பண்ணுற ஒரு பொய் உருவம் தான் வந்து மன உலகம் கொண்ட பேய் மன உலகம் கொண்ட பேய் இப்போ நீங்கள் கண்ணை மூடினீங்க கண்ணை மூடிகிற கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பௌதீக வெளிச்சமயமாக நம்மளுடைய மனம் இருந்தது கரெக்டா பௌதீக வெளிச்சம் இப்போ வந்து இரவு அதனால இந்த வெளிச்சமயமாக இருந்தது கண்ணை மூடின உடனே இந்த வெளிச்சம் போயிட்டு ஏதோ இருட்டுமயமாக அதே உள் மனக்கண் வந்து அப்படியே இருக்கு கரெக்டா இந்த வெளிச்சமும் கிடையாது ஏன்னா இந்த வெளிச்சம் வந்து மனத்தினுடைய வெளிச்சம் மனம் வந்து இதை வெளிச்சமாக தனக்குத்தானே கற்பித்து கொண்டிருக்கின்றது ஏன்னா ஆதி இயல்பு அதுக்கு தெரியாது போருமா ஆதி இயல்பு வந்து உணர்வு அறிவு சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படின்னு உணர்ந்தவர்களுடைய நிலை அது எல்லாமுமே பேரறிவு மையம் பேரிருப்பு மையம் பேர் உணர்வு மையம்ன்றது வந்து உணர்ந்தவர்களுடைய இது இப்போ அதை நோக்கிய ப பிரயாணம் தான் நம்ம வந்து தினம் தினம் நேரடியாக சந்நிதியில் இருந்து நமக்கு நாமே நம்மளுடைய ஆன்ம சந்நிதியை உணரப்போகின்றோம் உலகத்திலேயே கிடைக்க கிடைத்தற்கரிய பெரிய வாய்ப்பு வந்து உணர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது நடக்கிற இதுதான் அதுக்கு ஆட்பட்டிருக்கீங்க அதுக்கு ஆட்பட்டு இப்போ பண்ணீங்க இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதை ஆரம்பித்து ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒளிமயமாகவும் ஒளிமயமாகவும் காட்சிகள் ரூபமாகவும் இருந்த இதே மனது கண்களை மூடி சகஜ சமாதியில் ஆட்பட்ட பிறகு உள்ளுக்குள்ளே இருட்டா இருக்கிறது இந்த அந்த இருட்டை பார்ப்பதும் பொய் இந்த வெளிச்சமாக இருப்பதும் பொய் புரியுதா உள்ள வந்து வெளியில காட்சிகள் அசைகின்றன அதற்கேற்ற எண்ணங்கள் அசைகின்றன நம்மளுடைய எண்ணங்கள் அதை பற்றிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதை பற்றிய முடிவுகள் தீர்மானங்கள் புரியுதா அப்படின்ட்டு எல்லாம் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கு விழிப்பு நிலை தோறும் உடம்பு என்னமோ ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் கருத்து வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது அதை அசைவிப்பது வந்து உணர்ச்சிகள் உணர்ச்சிகளும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உணர்ச்சிகளால் உண்டாக்கப்பட்ட எண்ணங்களும் ஓயாமல் அசைந்து கொண்டே இருக்குது அது வந்து ஒன்றுத்த வந்து புரியுது அப்படின்னு சொல்லுது இன்னொன்றுத்த புரியல அதையே புரியலன்னுது அறிகிறேன்னு சொல்லுது அறியவில்லைன்னு சொல்லுது இது எல்லாமுமே மனத்தினுடைய மூலத்தை பற்றி தன்னுடைய சொரூபத்தை பற்றி அறியாததுனால வந்த பதிவுகள் இந்த பதிவுகள் பதிவுகள் அனைத்தும் போகணும் மிச்சம் இல்லாமல் போகணும் அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பித்தோம் தினம் தினம் நம்ம இதை பண்ண போகிறோம் யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது இது நேரடியான உன்னதமான அந்த ஸ்திதிக்குன்னு வேற எந்த ப்ராக்டிஸும் கிடையாது இது வந்து ஆக்சுவலாக சும்மா இருத்தல் அந்த சும்மா இருக்க தெரியாமல் அசைபவர்களாகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் எண்ணுபவர்களாகவும் இருட்டுன்னு சொல்றவர்களாகவும் ஒளின்னு சொல்றவர்களாகவும் புரிஞ்சுட்டேன்னு சொல்றவங்களாகவும் புரியாதவன் சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம இது நாள் வரைக்கும் இருந்தோம் இது எல்லாமுமே இது எல்லாமுமே உண்மை இல்லை உண்மை இதுல இல்லவே இல்லை அசையும் போது உண்மை புலப்படாது அதற்கு மாறாக அசைவை வந்து அப்படியே நிறுத்துற மாதிரி ஒருத்தன் அடக்கினான்னா அதனாலேயும் உண்மை புலப்படாது பொறுமா கண்ணை மூடின பிறகு நீங்க கனவு மாதிரி ஒரு ஒளிமயம் கொண்ட பிரதேசத்துக்கு போனா அது கூட உங்களுடைய மனக்கற்பனை கரெக்டா மனத்துக்குள்ள கண்களை மூடி நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய ஜகஜோதியா இருக்கிற ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துக்குள்ள நீங்க நுழையிற மாதிரி ஒரு காட்சி வந்ததுன்னா கூட மனத்துக்குள்ள கண்களை மூடி இருக்கீங்க புற ஒளி கூட கிடையாது மனம் தனக்குத்தானே வந்து ஒளிமயமா தன்னை காமிக்குது ஸோ அந்த ஒளியும் உண்மை கிடையாது அது காணுகின்ற இருட்டும் அதனால் ஏற்படுகின்ற பயமும் அதுவும் உண்மை கிடையாது ஸோ உள்ளுக்குள்ள எதை பார்த்தாலும் பார்ப்பவனோட சேர்த்து பார்க்கப்பட்டதும் உண்மைகள் அன்று இப்போ நம்ம என்ன பண்ணோம் அவனுக்கு பின்னாடியே போய் நிற்கிறோம் எனக்கு அந்த விளையாட்டு வேண்டாம் இருட்டு வெளிச்சம் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிக்கலை அசைகிறது அசைவில்லை இதெல்லாம் ஆப்ஜெக்டிவிட்டி இந்த ஆட்டமே கிடையாது வெறுமனே இருத்தல் வெறுமனே ஜஸ்ட் ஜஸ்ட் பி அதுதான் இப்போ பண்ணோம் இந்த ஜஸ்ட் பி பண்ண பண்ண பண்ண பண்ண என்ன ஆகும் பொய்களுக்கு வந்து பலம் இல்லாமல் வாசனைகள் எல்லாம் எரிக்கப்படும் உண்மை இல்லை உண்மை இல்லைன்றத வந்து நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை ஆழ்ந்த உறக்கத்தில் மறையிறதுனாலே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு மறைஞ்சு போகிறதுனாலே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு இங்கே வந்து நேரடியாக உணர்ந்தவர்களுடைய சந்நிதியில் உட்காந்து நேரடியாக அவர் கொடுக்குற தைரியத்திலையும் ஊக்கத்திலையும் தீரத்தன்மையிலையும் இல்லாட்டி வேற எங்கேயுமே இது வந்து மிரட்சி கொள்ளும் இந்த மனம் அதனால அந்த சந்நிதியில் உட்காந்து நம்ம இதை வந்து இப்போ பழகிறோம் அதை தான் நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்க இதை வந்து தொடர்ந்து டுவெண்ட்டி நம்மளது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதனால தான் தினமுமே ப்ராக்டிகல்ஸ் உண்டு கேள்விகள் எத்தனை கேள்விகள் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ஆட்படுங்க செய்யுங்க கேள்விகளை கேளுங்க பதில்களை வாங்கிக்கோங்க திருப்பி கண்டினியூ பண்ணுங்க twenty four by seven gap கிடையாது ஏன்னா கேப் இல்லாத அளவுக்கு வாசனைகளால் நாம் மனமாக அடைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த மனமே போய் அதனால தான் ஒட்டு மொத்தமாக எஜெக்ட் ஆகிடுறது ஆழ்ந்த உறக்கத்தில் இங்கே வந்து சமாதி ஒன்றுத்தில் தான் வந்து அசைவோ அசைவின்மையோ ரெண்டுத்தையுமே நிறுத்தி பார்க்குறோம் புரியுதா ரெண்டுத்தையும் கடந்து பார்க்குறோம் நிறுத்துறதுன்னா என்ன உள்ள பார்வை நிற்றல்னா என்ன உண்முக நாட்டம்னா என்ன அசைவு அசைவின்மை ஒளியை காணுதல் ஒளியின்மை எதுவுமே கிடையாது இருட்டும் கிடையாது பகலும் கிடையாது அந்த மாதிரி எதுவுமே டுவாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது அந்த உணர்வு உணர்வு தான் அது ஒரு வந்து ஆறு மாத குழந்தை வந்து வெறும் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு அதை போல அனுபவம் தான் நம்ம இங்கே பண்ணுறது இதுக்கு வந்து எந்த விதமான மூச்சு பயிற்சியும் வேண்டாம் எந்த விதமான பிராணாயாமாவும் வேண்டாம் உடம்ப வில்லா வளைச்சி ஆசனமான ஆசனம் போட வேண்டாம் உடம்பெல்லாம் இன்ஜூர் பண்ணிக்க வேண்டாம் இதை தான் வந்து பத்தாஞ்சலி மகரிஷி முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டார் சித்தம் என்று ஒண்ணுமே இல்லை யோக சித்த விருத்தி நிரோதக இல்லாத சித்தத்தை இல்லாததாவே நீ உணர வேண்டும் அது இந்த ஜென்மத்திலேயே இந்த உடல்லையே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்நிதி கிடைச்சிருக்கு உண்மைகள் எல்லாம் விஞ்ஞானத்தை மிஞ்சி இங்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு செல்லை கடந்து அணுவை கடந்து விசைகளை கடந்து பிக் பேங்கை கடந்து நம்ம சொல்றோம் அதனால எப்பேற்பட்ட விஞ்ஞான கேள்விகளும் எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளும் எப்பேற்பட்ட ப்ரொஃபஷனல்ஸும் யார் வேணால் வரலாம் உங்களுடைய உண்மை வந்து இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைக்குள் அடங்கி விடாது நீங்கள் தான் அனைத்தினுடைய சாரம் உண்மை இதுதான் இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனிதனாக நம்ம பிறந்ததுக்கு இது அதனுடைய உச்சம் தான் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சது தினம் தினம் நம்ம கூடுவோம் நாளைக்கு ஆறரை மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க சந்திப்போம் நல்லது